அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி கொண்டான பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க திருக்கணிதத்தின்படி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அதாவது தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாங்க இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வந்து விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கு மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு இந்த ஆண்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி தன் வீட்டில் ஆட்சி பெறாரு குரு பகவான் நம்ம சனி பயிற்சி மட்டும் அதை சனி பகவானை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது குரு பகவான் எப்படி இருக்காரு ராகு கேது பயிற்சி ஆகுது டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து உங்களுக்கு உண்டான ஆண்டுன்னு இது நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சாதிப்பீங்க சாதனையாளராக வருவீங்க பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அடுத்தது தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்க போது அடுத்து பிள்ளைகளோட படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அதிலே குரு பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால எடுத்த காரியம் வெற்றி அடுத்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இப்ப மூன்றாம் மூன்று குடிவனும் அவர் தான் நாலாம் இட சுகஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் அப்ப எதிரிகளால பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்களால தொந்தரவு அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நீ அவங்க முன்னாடி கண்டிப்பா நல்லபடியா வாழ்ந்து காட்டுவீங்க ஒரு சேலஞ்சிங்கா இதுனா இப்போ ஏழரை சனிலாம் முடிஞ்சிடுச்சு விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அதிலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் வேதனைகள் உடல் ரீதியான பாதிப்பு மனக்கவலைகள் மன சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பார்வன் பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் சுப செலவுகளாக ஏற்படுத்திக்கோங்க செலவுகள் கண்டிப்பாக வரும் அந்த எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படும் சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க சிறப்பு தந்தை கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் தந்தை கிட்ட தந்தை வழியில சொல்லலாம் இல்ல தந்தை கிட்டையும் சொல்லலாம் தந்தை வழி உறவுகள்லையும் சொல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க வார்த்தைகளை விட வேணாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க மற்றபடி தொழில் ரொம்ப நல்லா இருக்கு விருச்சகராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபது வந்து ரொம்ப அமோகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே நல்லா இருக்கு ஏன்னா இந்த மூன்றாண்டு வந்து சனி பகவான் அங்கே இருக்காரு அடுத்த சனி பயிற்சி ஆகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்த சுகஸ்தானத்துக்கும் வரதுனால அதுவும் ரொம்ப அமோகமாக இருக்கு நாலு கோடியவரும் சனிதான் மகர வீட்டில் வந்து தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால கண்டிப்பாக வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் வீட்டில் சுப செலவுகள் தொழில் முன்னேற்றம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ப்ரமோஷன் அடுத்த நிலைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் உடலை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சியான வாட்டி சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் பேக் பெயின் ஸ்டொமக் பெயின் அடிவயிறு இதெல்லாம் வடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன எதுவும் ஒரு தொந்தரவு இருக்காது இருந்தாலும் அப்பப்போ வலிக்கும் அதை டாக்டர்கிட்ட நல்லா செக் பண்ணிக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ரெகுலர் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நோய்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க துலா ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாங்க சாரி விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி நிச்சயம் சாதிப்பீங்க சாதிக்கக்கூடிய ஆண்டு இது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்